கெட்டிங் ஸ்டார்டட் வித் லிஸ்ட் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் லிஸ்ட் எனப்படும் ஒரு பைத்தோன் டேட்டா structureக்கு நாம் அறிமுகம் செய்து கொள்வோம் இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது லிஸ்ட் களை உருவாக்குவது லிஸ்ட் எலிமெண்ட் களை அணுகுவது லிஸ்ட் களுக்கு எலிமெண்ட் களை அப்பெண்ட் செய்வது லிஸ்ட் களில் எலிமெண்ட் களை டிலீட் செய்வது லிஸ்ட் என்பது ஒரு காம்பவுண்ட் டேட்டா வகை அதில் பரஸ்பரம் வித்தியாசமான டேட்டா வகைகள் இருக்கலாம் லிஸ்ட் என்பது ஒரு சீக்வென்ஸ் டேட்டா வகை இதில் எல்லா எலிமெண்ட் களும் ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் அமைந்திருக்கும் ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்கவும் எலிமெண்ட் கள் இல்லாமல் காலி லிஸ்ட் ஐ உருவாக்கவும் கமாண்ட் இல் ஐபிதான் பின் டைப் செய்க empty is equal to square brackets பின் பிராக்கெட் களுக்குள் டைப் செய்க எம்ப்டி இது எலிமென்ட்ஸ் கள் இல்லாத காலி லிஸ்ட் ஒரு நான் எம்ப்டி லிஸ்ட் ஐ டிஃபைன் செய்வோம் nonempty is equal to within square brackets in single quotes spam comma in single quotes x comma 100 comma 1234 இப்படியாக ஒரு லிஸ்ட் ஐ உருவாக்க எளிய வழி ஒரு சீக்வென்ஸ் comma செப்பரேட்டட் வால்யூஸ் அல்லது ஐட்டம்ஸ் ஐ இரண்டு ஸ்க்வேர் பிராக்கெட் கள் நடுவில் எழுதுவதுதான் நாம் காணும்படி லிஸ்ட் களில் வெவ்வேறு வகை டேட்டா இருக்கலாம் உதாரணத்தில் ஸ்பாம் மற்றும் எக்ஸ் என்பன ஸ்ட்ரிங்ஸ் 100 மற்றும் 1234 என்பன முறையே integer மற்றும் float. வெவ்வேறு வகை டேட்டா வகைகளின் எலிமெண்ட் ஏன் அந்த லிஸ்ட் கூட லிஸ்ட் வைக்கலாம் இந்த புராப்பர்ட்டி லிஸ்ட் களை வகைப்பட்ட டேட்டா ஸ்ட்ரக்சர் கள் உடையதாக்குகிறது நாம் ஒரு லிஸ்ட் ஐ லிஸ்ட் க்குள் வைக்கலாம் லிஸ்ட் இன் எலிமெண்ட் ஐ அதன் இண்டெக்ஸ் ஐ கொண்டு அணுகலாம் டைப் செய்க list in list is equal to square brackets 4 comma 2 comma 3 comma 4 comma in single quotes and comma 1 comma 2 comma 3 comma 4 ஆகவே இப்போது நாம் ஒரு லிஸ்டின் இன் அதன் இண்டெக்ஸ் கொண்டு அணுகலாம் ஒரு லிஸ்ட் முதல் எலிமெண்ட் இன் இண்டெக்ஸ் 0 ஆகவே லிஸ்ட் நானெம்ப்டி க்கு nonempty0 முதல் எலிமெண்ட் ஐ தருகிறது nonempty1 இரண்டாவது எலிமெண்ட் ஐ மற்றும் த்ரீ கடைசி எலிமெண்ட் ஐ தருகிறது வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் மைனஸ் 1 ஐ போது என்ன ஆகும் நீங்கள் டெர்மினலுக்கு மாறி டைப் செய்க nonempty minus 1 in square brackets. நீங்கள் காண்பது போல கடைசி elementன் டேட்டாவான 1.234 கிடைக்கிறது. பைத்தானில் நெகட்டிவ் இண்டிஸ் பயன்படுத்தி எலிமென்ட்ஸ் கடைசியில் இருந்து அணுகலாம். ஆகவே மைனஸ் ஒன் கடைசி எலிமெண்ட் நாலாவது எலிமெண்ட் தருகிறது மைனஸ் டூ கடைசியில் இருந்து இரண்டாவது எலிமெண்ட் மற்றும் 4 கடைசியில் இருந்து நான்காவது அது இங்கே முதல் எலிமெண்ட் ஆகவே டைப் செய்க நானெம்ப்டி 1 நானெம்ப்டி 2 நானெம்ப்டி 4 நாம் அப்பெண்ட் பங்ஷன் ஐ பயன்படுத்தியும் எலிமென்ட்ஸ் களை லிஸ்ட் இன் கடைசிக்கு சேர்க்கலாம் ஆகவே டைப் செய்க nonempty dot append within brackets in single quotes, one more. ஒரு error ஐ பார்க்கிறோம். பின் டைப் செய்க non-empty. பின் டைப் செய்க nonempty dot append within brackets 6 பின் மீண்டும் நானெம்ப்டி வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் 1 ஆண்ட் எலிமெண்ட் ஐ லிஸ்ட் இன் லிஸ்ட் இல் பெற சின்டாக்ஸ் என்ன 2 நெகட்டிவ் indices ஐ பயன்படுத்தி நீங்கள் அண்டை ஐ எப்படி பெறுவீர்கள் ஆகவே சொல்யூஷன் உங்கள் ஸ்க்ரீன் இல் உள்ளது நாம் காணும்படி நானெம்ப்டி க்கு மோர் மற்றும் 6 ஐ கடைசியில் சேர்த்துள்ளது நாம் மேலே போகலாம் நாம் லென் பங்ஷன் ஐ லிஸ்ட் இல் எலிமெண்ட் களின் எண்ணிக்கையை காண பயன்படுத்தலாம் லிஸ்ட் நானெம்ப்டி இன் நீளம் என்ன என்று பார்க்கலாம் ஆகவே கமாண்ட் டைப் செய்க len within brackets nonempty. நாம் லிஸ்ட் க்கு எலிமெண்ட் களை அப்பெண்ட் பின்னே சேர்ப்பது போலவே நீக்கவும் முடியும் அதை இரண்டு வழிகளில் செய்யலாம் ஒன்று இண்டெக்ஸ் ஐ பயன்படுத்தி ஆகவே டைப் செய்க del within brackets nonempty in square brackets 1 function del element ஐ இண்டெக்ஸ் 1 இல் நீக்குகிறது அதாவது லிஸ்ட் இல் இரண்டாவது எலிமெண்ட் எக்ஸ் இன்னொரு வழி எலிமெண்ட் ஐ கன்டென்ட் மூலம் கண்டு நீக்குவது 100 ஐ நானெம்ப்டி லிஸ்ட் இலிருந்து டிலீட் செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் இதற்கு பங்ஷன் remove ஐ பயன்படுத்தலாம் ஒருவேளை இரண்டு நூறுகள் இருந்தால் இதை ஒரு சின்ன சோதனையால் சோதிக்கலாம் இப்போது கமாண்ட் இல் nonempty dot append within brackets in single quotes spam பின் டைப் செய்க நானெம்ப்டி பின் டைப் செய்க nonempty dot remove within brackets in single quotes spam பின் output க்கு டைப் செய்க non-empty. நாம் இப்போது செக் செய்தால் முதல் முறை வரும் ஸ்பாம் மட்டும் நீக்கப்பட்டது ஆகவே பங்ஷன் ரிமூவ் சீக்வென்ஸ் முதல் முறை வரும் அந்த எலிமெண்ட் மட்டுமே நீக்குகிறது மற்றதை அப்படியே விட்டுவிடுகிறது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் del இண்டெக்ஸ் நம்பரால் ஆல் நீக்குகிறது ரிமூவ் தரப்படும் கன்டென்ட் அடிப்படையில் நீக்குகிறது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் del நமக்கு தருவது 1,2,3. 2, 3. ஆகவே டெர்மினலில் டைப் செய்க k is equal to 1,2,1,3. 2, 1, 3. பின் டைப் செய்க del within brackets in square brackets k in square brackets 2 remove நமக்கு கொடுப்பது 2 1 3 ஏனெனில் அது எக்ஸ் ஒஃப் 2 தரும் உருப்படி முதல் முறை வரும்போது டிலீட் செய்கிறது இங்கே அது 1 ஆகவே டைப் செய்க k dot remove in brackets x in square brackets 2 நாம் ஒரு எர்ரர் ஐ பார்த்ததால் x ஒஃப் 2 ஐ k ஒஃப் 2 என மாற்றிவிட்டோம் வீடியோவை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் 1 லிஸ்ட் இன் லிஸ்ட் லிஸ்ட் இலிருந்து மூன்றாம் எலிமெண்ட் ஐ நீக்கவும் 2 லிஸ்ட் இன் லிஸ்ட் லிஸ்ட் இலிருந்து ஆண்ட் ஐ நீக்கவும் சொல்யூஷன் உங்கள் ஸ்க்ரீன் இல் உள்ளது இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது நாம் கற்றவை லிஸ்ட் களை உருவாக்குவது லிஸ்ட் களை அவற்றின் இண்டெக்ஸ் நம்பர் கள் மூலம் அணுகுவது அப்பெண்ட் பங்ஷன் ஐ பயன்படுத்தி எலிமெண்ட் களை லிஸ்ட் க்கு அப்பெண்ட் செய்வது del பங்ஷன் இல் எலிமெண்ட் இன் இண்டெக்ஸ் நம்பர் ஐ குறிப்பிட்டு லிஸ்ட் களில் இருந்து எலிமெண்ட் களை டிலீட் செய்வது பின் ரிமூவ் பங்ஷன் இல் கன்டென்ட் மூலமாக லிஸ்ட் களில் இருந்து எலிமெண்ட் களை டிலீட் செய்வது கடைசியாக லென் பங்ஷன் ஐ பயன்படுத்தி லிஸ்ட் இன் நீளத்தை கண்டுபிடிப்பது சில சுய பரிசோதனை கேள்விகள் 1 எம்ப்டி லிஸ்ட் ஐ எப்படி உருவாக்குவீர்கள் 2 ஒரு லிஸ்ட் இன் உள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்க முடியுமா 3 லிஸ்ட் இன் நீளத்தை கண்டுபிடிக்காமல் எப்படி அதை அணுகலாம் விடைகள் இதோ 1 எம்ப்டி லிஸ்ட் ஐ உருவாக்க ஸ்க்வேர் பிராக்கெட் களுக்குள் இருக்கும் இடத்தை காலியாக விட வேண்டும் empty is equal to empty square brackets. 2. ஆம் லிஸ்டில் லிஸ்ட் உட்பட எல்லா டேட்டா டைப்களும் இருக்க முடியும் உதாரணமாக list underscore in underscore list is equal to 2.3, within square brackets 2, 4, 6, in single quotes string, all data types can be there. மூன்று நெகட்டிவ் இண்டிசஸ் களை பயன்படுத்தி நாம் லிஸ்டை பின்னால் இருந்து அணுகலாம் உதாரணமாக nonempty is equal to spam comma x comma hundred comma one point two three four nonempty minus one இந்த டுடோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் நன்றி